அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம bank Nifty future one minute chart பார்க்குறோம் இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஆகுது இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஏறிட்டே தான் இருந்துச்சு thirty six thousand range break out பண்ண ட்ரை பண்ணி மார்க்கெட் பிரேக் அவுட்டும் கொடுத்துச்சு பட் மார்க்கெட் அதுக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக நிற்க முடியல அங்கேருந்து ஒரு கண்டினியூஸ் டவுனில் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு அப்படி நமக்கு இறங்கையில் இப்போ லெவன் ஃபார்ட்டி சிக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறிடுச்சு அதாவது டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறக்காண்டி ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் பண்ணலாம் இப்போ நீங்கள் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை sell at thirty five thousand nine zero six point eighty அப்படின்னு என்ட்ரி பாயிண்ட் பாயிண்ட் கிடச்சிருக்கு அதே நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் இந்த சார்ட் இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணும் இந்த கேண்டில்ஸ் இருக்குல்ல இந்த கேண்டில்ஸ் ஒவ்வொன்றையும் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அது எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றத பார்க்கும் நமக்கு ப்ரீவியஸ் கால் பை கால் அப்படின்றதுனால க்ரீன் கலர் கேண்டில் இருந்துச்சு but once market trend change ஆகுது டவுன் சைட் வருது அப்படின்னோன்னே டக்குன்னு நமக்கு கேண்டிலுடைய கலரை ரெட் கலரில் மாற்றிட்டு நீங்கள் செல் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியா அப்படின்ட்டு ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடைச்சது thirty five thousand nine zero six அதே ஃபஸ்ட் எஸ்ஆர்எட் பாருங்க thirty five thousand eight seventeen ஒரு எயிட்டி நைன் பாயிண்ட் இருக்கு இந்த எயிட்டி நைன் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து நல்லா டவுனில் இறங்குதா அப்படின்றத தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இதில் டார்கெட் லைன்ஸ் ரெண்டு டார்கெட் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் டார்கெட் நல்லா சேஃபாக பண்ணுறதுக்காண்டி செகண்ட் டார்கெட் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காண்டி மேலே இருக்க லைன் வந்து லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் எவ்ரிடே ஆட்டோமேட்டிக்காக அதிலே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் உங்களுடைய வேலை அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேடிங் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கிடைச்ச செல் கால் கண்டினியூஸாக டவுன் சைடில் இறங்கிட்டு இருக்கு ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு இப்போ அகைன் பாருங்கள் மார்க்கெட் வந்து டவுனில் இறங்கினதில் தேர்ட்டி ஃபைவ் எயிட் டுவெண்ட்டி ரேஞ்செலாம் பிரேக் அவுட் வந்து கொடுக்குது நமக்கு first target range reach out வந்து ஆயிருக்கு ஸோ நமக்கு ஒரு நைன்ட்டி பாயிண்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவன் மினிட்ஸில் நடந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா bank Nifty weekly option thirty six thousand put option so future சார்ட்டில் கால் வந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன் சார்ட் ஆப்ஷன் சார்ட் பாருங்கள் நம்ம இப்போ லாஸ்ட்டாக செல் கால் வந்துச்சுன்றனால புட் ஆப்ஷன் பார்க்குறோம் இதில் மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் வந்திருக்கு டூ சிக்ஸ்டி ஃபோரில் வந்தது டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் எயிட்டி ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் தான் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு பைக் கால் வந்திருக்கு நாங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி பெருசாக்கி காட்டுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும் டூ ஃபார்ட்டி ஃபோரில் பை கால் வந்திருக்கு இப்போ த்ரீ டுவெண்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்குது டேரக்ட் ஆப்ஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா சார்ட் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் ஃபியூச்சர் சார்ட் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா நிஃப்டி சார்ட் நிஃப்டியில் இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் நம்ம ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா செல் கால் வந்தபடி ஃபினிஷ் ஆச்சு ஸோ அப்படியே அந்த த்ரீ தேர்ட்டிக்கு முடிஞ்சிச்சு அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால் இந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டீன் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்துச்சு ஸோ இது செவன்டீன் தௌசண்ட் த்ரீ நாட் டூவில் வந்து த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு ஜஸ்ட் ஒரு செவன் மினிட்ஸ் ட்ரேடு தான் ஸோ இதில் வந்து ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட் அந்த மாதிரி வந்து நிஃப்டியில் டார்கெட் வந்து நமக்கு கிடைக்குது இன்றைக்கி மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பனிங் அந்த கேப் டவுன் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஃபிஃப்டிக்கு அப்புறம் பைக்காலாக சேஞ்ச் ஆச்சு அந்த பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஸ்லோவான மூமெண்ட்டு தான் up and down up and down மாற்றி மாற்றி ரொம்ப ஸ்லோவான மூவ்மெண்ட்டில் போய்கிட்டே இருந்துச்சு செவன்டீன் தௌசண்ட் டூ செவன்ட்டி ஃபோரில் இந்த பைக்கால் வந்து நமக்கு ஜெனரேட் ஆயிருந்துச்சு ஸோ இந்த பைக் ஆல் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவன் ஓ கிளாக் அப்புறம் தான் மார்க்கெட் ரைஸ் ஆச்சு அப்படி ரைஸ் ஆகும்போது லெவன் டென்னுக்கு நமக்கு ஃபஸ்ட் டாரட்டான thirty seven seventeen thousand three சிக்ஸ்டினை பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு நிஃப்டி சார்ட்லையும் இன்றைக்கி நமக்கு கால் ஜென்ரேட் ஆச்சு ஸோ இந்த பைக்காலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து நமக்கு ஒரு லெவன் தேர்ட்டிக்கு அப்புறம் டவுனில் இறங்குச்சு ஸோ அதுக்கடுத்து செல் காலாக வந்து சேஞ்ச் ஆச்சு ஸோ இப்போ நமக்கு பாருங்கள் செல் கால் வந்து செகண்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ணி போய்கிட்டு இருக்கு செவன்டீன் தௌசண்ட் டூ எயிட்டி எயிட்டில் வந்தது இப்போ seventeen thousand two hundred range வந்து செகண்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணி டவுனில் போயிட்டுருக்கு மீன்வைல் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னாலும் நமக்கு செகண்ட் டாரட் வந்து செல் காலில் பிரேக் அவுட் ஆயிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ